வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போன பதிவில் இணைந்த உருவங்களோட புறப்பரப்பு கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் இந்த பதிவில் பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஏழு புள்ளி மூணு ஃபஸ்ட்டு சம் ஓர் அரைக்கோளத்தின் மேல் ஓர் உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணம் கவனிங்க அரைக்கோளத்தின் மேல் உருளையை பொருத்திய வடிவத்தில் ஒரு கிண்ணம் கிண்ணத்தின் விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் விட்டத்தில் பாதி ஆரம் ஸோ ஆரம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் இந்த கிண்ணத்தோட மொத்த உயரம் பதிமூணு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கொள்ளளவு கொள்ளளவு அப்படிங்கிறது கன அளவு கவனிங்க இங்கே மொத்த உயரம் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு உருளையின் உயரம் தெரியாது உருளையின் உயரம் கண்டுபிடிக்கணும்னா பதிமூணுலேருந்து இந்த அரைக்கோளத்தோட ஆரம் ஏழை நம்ம கழிக்கணும் ஸோ ஆறு சென்டிமீட்டர் இணைந்த உருவங்களை தனித்தனியாக எழுதி அதோட அளவுகளை பிரித்து எழுதிக்கலாம் உருளை உருளையோட ஆரம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் ஆறு சென்டிமீட்டர் அரைக்கோளம் அரைக்கோளத்தோட ஆரம் ஏழு சென்டிமீட்டர் இணைந்த உருவங்களில் ஆரம் மாறுவதில்லை கவனிங்க கொள்ளளவு கண்டுபிடிக்கணும் கிண்ணத்தின் கொள்ளளவு சமம் உருளையின் கனளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கனளவு உருளையின் கனளவு formula pi r square H plus அரைக்கோளத்தின் கனளவு two by three pi r cube மதிப்புகளை பிரதியிடலாம் கவனிங்க இதில் பொதுவான உறுப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பை பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு அதை காமனாக நம்ம வெளியெடுத்துடலாம் அடுத்தது முதல் உறுப்பில் இருக்கிற ஆறு அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் இரண்டாவது உறுப்பில் தொகுதியில் இருக்கிற ரெண்டையும் ஏழையும் பெருக்கிட்டா இரேல் பதினாலு பை மூணு ஒரு முழு எண்ணை பின்னத்து கூட கூட்டுறது ஈஸி பாருங்க மூவார் பதினெட்டு பதினெட்டு கூட்டல் பதினாலு முப்பத்தி ரெண்டு பை மூணு இந்த பையோட மதிப்பை நம்ம பிரதையிட்டுக்கலாம் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு ஆறையும் பதினாலு பை மூணையும் கூட்டும்போது எப்படி கலப்பு பின்னத்தை நீங்கள் தகா பின்னமாக மாற்றுவீங்களோ அந்த முறையை கையாளலாம் ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு கூட்டல் பதினாலு முப்பத்தி ரெண்டு பை மூணு ஏழு ஏழும் கேன்சல் ஆயிரும் எந்த எண்களும் மூணால் வகுப்படாதனால தொகுதியை பெருக்கிட்டு அப்புறமா மூணால் வகுத்துக்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறு ஆறுன்னு வகுத்தல் நீண்டுட்டே இருக்குது இரண்டு தசம இடத்திருத்தமாக எழுதும்போது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு கிண்ணத்தின் கொள்ளளவு சமம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு சென்டிமீட்டர் கியூ செகண்ட் சம் நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார் நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு கவனிங்க உருளை இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரியின் நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் இதோட மொத்த நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அடுத்தது விட்டம் மூணு சென்டிமீட்டர் விட்டம் மூணு சென்டிமீட்டர்னா ஆரம் மூணு பை ரெண்டு ஒவ்வொரு கூம்பின் உயரமும் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குமானால் பாருங்க இந்த கூம்போட உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் இதோட உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க கன அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் என்னென்ன வடிவங்கள் இணைந்திருக்கு உருளை கூம்பு ரெண்டு கூம்பு இணைந்திருக்குது மொத்த நீளம் கொடுத்துருக்காங்க நம்ம உருளையின் நீளம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது பன்னெண்டிலிருந்து இந்த ரெண்டையும் ரெண்டையும் கழிக்கணும் ஸோ உருளையின் உயரம் எட்டு சென்டிமீட்டர் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் முதல்ல உருவங்களை தனித்தனியாக எழுதி அதோட அளவுகளை பிரித்து எழுதிக்கலாம் உருளை உருளையோட ஆரம் மூணு பை ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் உயரம் எழுதும்போது கவனமாக எழுதணும் கூம்பு ஆரம் மூணு பை ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் மாதிரியின் கன அளவு சமம் உருளையின் கன அளவு பிளஸ் ரெண்டு பெருக்கல் கூம்பின் கன அளவு ஏன்னா ரெண்டு கூம்பு இருக்குது உருளையின் கனளவு formula pi r square h plus ரெண்டு பெருக்கல் கூம்பின் கனளவு one by three pi r square H pi காமனாக இருக்கிறதுனால நம்ம முதல்லையே பொதுவாக வெளியெடுத்துடலாம் மீதி இருக்கிற மதிப்புகளை பிரதியிடலாம் உயரம் எழுதும்போது கவனம் தேவை இங்கே உருளையோட உயரம் எட்டு கூம்பின் உயரம் ரெண்டு கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாம் இங்கே கவனிங்க இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இங்கே மூணு மூணு கேன்சல் ஆயிரும் அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு ரெண்டு நாலு எட்டை நாலால் வகுக்கும் போது ரெண்டு பகுதியில் எந்த எண்களும் இல்லை பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் இங்கே மும்மூணு ஒன்பது ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு இங்கே வெறும் மூணு மட்டும்தான் இருக்குது மூணு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தொன்று ஏழும் கேன்சல் பண்ணால் மூணு அறுபத்தி ஆறு ஸோ மாதிரியின் கனளவு சமம் அறுபத்தி ஆறு கன சென்டிமீட்டர்களும் கணக்கு பார்க்கறக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அந்த படத்தை தெளிவாக போட்டு வடிவங்களை பிரித்து எழுதிட்டோம்னா கணக்கு போடுறது ஈஸி ஈஸியாக நம்ம ஐந்து மதிப்பெண்கள் வாங்கிடலாம் சுருக்கும் போது பொது உறுப்புகளை வெளியே எழுதி சுருக்குனா தீர்வை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு கணக்குமே முக்கியமான ஃபைவ் மார்க் சம் கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் தேங்க்யூ